நானும் மதுரக்காரன் தாண்டா hi hello and welcome to எங்கள் ஏரியா மதுரை ரொம்ப நாளாக ஹாரர் அண்ட் த்ரில்லர் மூவிஸ் இல்லை வெப் சீரிஸ் ஏதாவது ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைங்க ஆசை இருக்கிற அளவுக்கு நேரம் இருக்கிறது இல்லை ஸோ ஃபைனலாக இப்போது பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ரீசெண்டாக தி ஹண்ட்ரட்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேங்க ஹாலிவுட் மூவிக்கு ஈக்குவலாக ஸ்டோரி இருக்குது எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நாளையிலேருந்து நம்ம சேனலில் மூவிஸ் ரிவ்யூ பண்ணுறோம் கலகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அன்டில் தென் பாய் ஃப்ரம் எங்கள் ஏரியா மதுரை தட்டா